ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் வறுவல் ரொம்ப ஈஸியான சிக்கன் வறுவல் பேச்சுலர்ஸ் எல்லோரும் பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன் இங்கே மூணு வரமிளகாய் ஒரு ஸ்பூன் தனியா கால் ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன் பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டை தட்டி வச்சுருக்கேன் நல்லா இது வந்து தாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான கருவேப்பிலையும் வரமிளகாயும் சிக்கன் வந்து இரநூறு கிராம் பொடியாக நறுக்கி மஞ்சளும் உப்பும் போட்டு கழுவி கலந்து வச்சுருக்கேன் இனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு அந்த வறுவலுக்கான மசால் பொடி எண்ணெய் ஊற்ற வேண்டாம் லைட்டாக சட்டி சூடு பண்ணி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு ட்ரை ரோஸ் பண்ணால் போதும் இதை மிக்சியில் கோஸ்ட்லி கிரைண்ட் பண்ணால் போதும் இது இப்போது ரெடி ஆயிருச்சு நம்ம இதை எடுத்து ஆற வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் போகலாம் மசாலா அந்த இது வந்து கொஞ்சம் ஆறட்டும் அதுக்குள்ளே இந்த வறுவலுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணால் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு பிடிச்சது ரெண்டு ஸ்பூன் அளவு ஊற்றியாச்சு இதில் ஃபஸ்ட்டு கருவேப்பிலையும் நம்ம காஞ்ச மிளகாயும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இடித்து வச்சிருக்கிற பூண்டு கொஞ்சம் பச்சை வாசம் போகிற நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் போட்டு வதக்கலாம் சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம் நம்ம சிக்கனில் ஆல்ரெடி மஞ்சளும் உப்பும் போட்டிருக்கேன் இனி டேஸ்ட்டுக்கு அளவாக பார்த்து பேலன்ஸ் உப்பு போட்டால் போதும் சிக்கன் சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கனால சீக்கிரம் வதங்கிடும் தண்ணி எதுவும் விட வேண்டாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா போதும் அஞ்சு நிமிஷத்தில் நல்லா இது வந்து அந்த வெங்காயம் கூட குக் ஆகிடும் சால்ட்டு நம்ம நான் ஆல்ரெடி சிக்கனில் போட்டிருக்கனால இப்போ போடலை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சால்ட்டு பார்த்து போட்டுக்கலாம் பாருங்க சிக்கன் அந்த எண்ணெயில் மூடி வைக்கிறதுனால லிட்டு போட்டு அதில் இருக்க வாட்டரே கொஞ்சம் நல்லா வதங்குது அந்த பூண்டு தட்டி போட்டதுக்கு அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது மறுபடியும் டூ மினிட்ஸ் கழித்து இப்போ பார்த்தோன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி சால்ட்டு வந்து சிக்கனுக்கு போட்டது தான் இப்போ லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் சால்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச அந்த வரமிளகா மல்லி சீரகம் குருமிளகு நான் ஆற வச்சு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பவுட்ரு இதுதான் இதுக்கு நம்ம போட போகிற பவுட்ரு அதையும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு வதங்கட்டும் அந்த மசாலாவோடது அது ட்ரை ரோஸ்ட் பண்ணனால அவ்வளோ பச்சை வாசம் இருக்காது இப்போ இது கூட சேர்ந்து நல்லா இனி கொஞ்சம் வதங்கச்சுன்னா இந்த வறுவல் ரச சாதத்துக்கு சாம்பார் சாதம் பருப்பு சாதம் எல்லாத்துக்கும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சிம்மில் வச்சுட்டு இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா பிடிச்சிருச்சு வறுவல் ரெடி இது ரச சாதத்து கூட டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க மிளகோட காரம் தான் அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு வர மிளகா காரம் கம்மி தான் வறுவல் பாருங்கள் ரெடி ஆயிருச்சு டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்